பாட்டா எப்படி குயிலே குயிலே குயிலக்கா குயிலே குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே யாருக்கா கூட்டுக்குள்ளே thank you கேட்டு இளம் காதல் மனம் வானம் வரை ஏறி வரும் காற்று வந்து நீட்டிவிடும் ஆற்றில் பல நூறு சரம் கேட்டு இளம் காதல் மனம் வானம் வரை ஏறி வரும் ஒன்னா குயிலே குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே யாருக்கா குயிலே குயிலே Thank you. தொட்டு மாலை கட்டி தோளில் தீனம் போட்டு வைப்பேன் தாளம் தட்டை நெஞ்சுக்குள்ளே நானும் உன்னை பூட்டி வைப்பேன் ராகம் தொட்டு மாலை கட்டி தோளில் தீனம் போட்டு வைப்பேன் தகத்திலே சொக்கி விழுந்தேன் மோகத்திலே கண்மணியே பொன்மணியே உள்ளம் சொர்க்கத்திலே சொல்லடி சொல்லடி முன்னே என் சுந்தர செந்தமை பெண்ணே மெல்லிசை பாடடி கண்ணே